டேய் இலங்கை என்னடா இலங்கை கொழும்பு போய் நீ பாரு நின்றாரா கொழும்பு போயிருக்கா கொழும்பு போய் போய் இறங்கின ஒரு சரியான பசி எப்ப பாரு அக்கா விட்ட போயிருந்து சாப்பிட்றதான் வேலை தேங்காய் கட்டியை சாப்பிடுவோமா கருவாட்டு துண்டு சாப்பிடுவோமா இப்போ எனக்கு என்ன சொல்ற நீ என்ன சொல்ல போறது தெரிஞ்சிருச்சு <laughs> அந்தோனியார் அடுத்த மீன் உங்களுக்கு எனக்கா நீ சுத்துறா <laughs> என்ன மனுஷன்டா பாரு வாக்குவாதம் பாரு வேற என்ன செஞ்சாரு ஒரு மசீருமான முட்டை உடச்சு விட்டார் இவனை விட உலகத்துல எவனாவது ஒரு முட்டாள் இருப்பானா மனைவி இருந்துச்சாலாம் கடவுள்கிட்ட போய் இதை நீ பார்த்து கொண்டு தான் இருக்க உனக்கு கண்ணே இல்லையா என்று திட்டி போட்டு போய்த்தாலாம் காலையில் எழும்பி பார்த்தார் நல்லா நேரம் போயிட்டு அப்படியே பார்த்தாரு பார்த்துட்டு எல்லாம் இந்த தலை எழுத்து அப்படின்னு திரும்பியும் படுத்துட்டேன்